வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனலில் வார வாரம் திங்கட்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை நிச்சயமாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள் இன்னைக்கு நம்ம எதை பற்றிங்க பேச போகிறோம் மாத சம்பளம் வாங்குற ஒருத்தரால் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி மிகப்பெரிய செல்வந்தர் ஆக முடியுமா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 ஒரு ஹவுசிங் லோன் வாங்கி வீடு வாங்குறாரு அவர் கணக்கு போடுறாரு தன்னோட சம்பளம் இவ்வளவு இத்தனை ஆண்டுகளில் இவ்வளோ ப்ரமோஷன்கள் கிடைக்கும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம இந்த ஹவுசிங் லோனை ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் அடைச்சிடலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு எப்போவுமே அந்த எண்ணங்களையே சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு இருபத்தஞ்சி வருஷத்தில் நம்ம வந்து கடனை அடைச்சிடலாம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வேறு ஏதாவது பெரிய வேலையை தொடங்கலாம் அப்படின்னு அந்த இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் அப்படின்ற எண்ணத்துக்கே அடிக்கடி சக்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் ஆசைப்பட்ட மாதிரியே இருபத்தஞ்சி வருஷத்தில் அந்த வீட்டு கடனை அவர் முழுமையாக அடைச்சிட்டார் அவர் என்ன நினச்சாரோ அதுவே அங்கே நடந்தது இன்னொருத்தர் இருக்காருங்க அவரும் மாத சம்பளம் வாங்குறவர் தான் அவரும் தன்னோட சம்பளம் அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கும் இந்த வீட்டு லோன் அடைக்கிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் ஆனால் அவர் என்ன நினச்சார் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்குள்ளே நான் இந்த ஹவுசிங் லோன் அதாவது இந்த வீட்டு கடனை முழுமையாக அடைத்து விடுவேன் அப்படின்னு நினைக்கிறாரு எப்படி இது நடக்க போகுது அப்படின்னு தெரியாது ஆனால் அஞ்சு வருஷத்துக்குள்ளே நம்ம கடனை அடைப்போம் அப்படின்றத அவர் நம்பினார் அந்த எண்ணங்களுக்கு சக்தி கொடுத்தாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு வந்து அவர் எதிர்பாராத வகையில் நிறைய ப்ரொமோஷன்கள் கிடைச்சிது உடனுக்குடன் நிறைய ப்ரொமோஷன் கிடைக்கிது ஏராளமான சம்பள உயர்வு கிடைக்கிது அதுக்கப்புறம் அவர் கம்பெனியை இன்னொரு பெரிய கம்பெனி வாங்கிட்டாங்க அப்போ இந்த மாதிரி கம்பெனி கை மாறிட்டதுனால நல்லா வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் வந்து வேறு கம்பெனி போயிட போகிறாங்க அப்படின்றத பயந்து இவங்கெல்லாம் இதே கம்பெனியில் தொடர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக மிகப்பெரிய தொகையை இவர் கொடுக்குறாங்க இதை நீங்கள் வச்சுக்கோங்க தொடர்ந்து நீங்கள் இந்த கம்பெனிலேயே வேலை பார்க்கணும் அப்படின்னு மிகப்பெரிய தொகையாக அவர் கொடுக்குறாங்க அவர் கம்பெனியில் அவருக்கு ஷேர் கொடுக்குறாங்க அதாவது பங்குகள் சொல்லுவாங்கள்ல அது கொடுக்குறாங்க இப்படி ஏராளமான பணம் அவருக்கு வந்துக்கிட்டே இருந்தது அவர் நினச்ச மாதிரியே ஐந்து வருடங்களில் ஹவுசிங் லோன் முழுமையாக அடைச்சிட்டாருங்க அதாவது வீட்டு கடனை முழுமையாக அடைச்சிட்டாரு அந்த எண்ணங்களை அவர் முதல்ல சிந்திக்கும் போது இது எப்படி நடக்க போகுது அப்படின்றது அவருக்கு தெரியாது ஆனால் அவர் அதை நினச்சாரு அதை நம்பினார் அது நடந்துருச்சு ஒரு சில பேர் என்கிட்ட கேட்பாங்க நான் மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கேங்க நான் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பயன்படுத்தினா நான் கோடீஸ்வரன் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே லாஜிக்காக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நான் சொல்கிறது மேஜிக் நீங்கள் எப்பயுமே லாஜிக் பற்றியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நடக்க போகிற மேஜிக்கை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க ஒரு சில விஷயங்களில் லாஜிக் தேவை ஒத்துக்கிறேங்க ஆனால் பெரும்பாலான விஷயங்கள் இங்கே மேஜிக் தான் நம்ம இங்கே இருக்கிறதே ஒரு மேஜிக்கு தாங்க இந்த உலகம் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குது ஒரு செகண்ட் நின்றுருச்சின்னு வைங்களேன் நம்ம எல்லாம் முடிஞ்சோம் உலகமே அழிஞ்சிரும் ஆனால் அது நிற்காது தொடர்ந்து சுற்றி கொண்டே இருக்கும் அதே மாதிரி சூரியனில் அந்த குளிர்ந்து விட்டு எரியிற தீ தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அது நின்றுருச்சுன்னா உலகம் அழிஞ்சிரும் ஆனால் அது என்றைக்குமே நிற்காது இது எல்லாமே மேஜிக் அதுக்கப்புறம் ஒரு தாயோட கருவில் ஒரு குழந்தை வளருது இல்லை அழகான கண்கள் மூக்கு கை கால் எல்லாமே அருமையாக வருது இல்லை உலகத்தில் எங்கே குழந்தை பிறந்தாலும் இதே மாதிரி தானே வளருது இதெல்லாம் எப்படி இதெல்லாம் லாஜிக் எதுவுமே கிடையாது எல்லாமே மேஜிக் தான் நம்ம இங்கே இருக்கிற இந்த உலகமே மேஜிக்கு தாங்க அதனால் வந்து நம்ம எப்பயுமே லாஜிக் பற்றி பேசிக்கிட்டு இருக்க முடியாது ஒரு சில நேரங்களில் லாஜிக் ஒர்க் அவுட் ஆகும் பல நேரங்களில் மேஜிக் தாங்க ஒர்க் அவுட் ஆகும் சுந்தர் பிச்சை நம்ம தமிழ்நாட்டுக்காரர் மாத சம்பளம் தான் வாங்கிட்டு இருந்தார் இன்றைக்கும் மாத சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்காரு கம்பெனியோட சிஇஓவாக இருக்கார் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாரு மாத சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒருத்தர் தான் உலகம் முழுக்க முருகன் இட்லி கடை அப்படின்ற வெற்றிகரமான ஓட்டல் நடத்திட்டு இருக்காரு ரிலையன்ஸ் அம்பானியாக இருக்கட்டும் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியாக இருக்கட்டும் எல்லாருமே மாத சம்பளம் வாங்கியவர்கள் தான் இவங்க எல்லாருமே நான் வந்து மாத சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கேன் என்னால் என்ன சாதிக்க முடியும் நான் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்க முடியுமா அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது நாம் இன்னைக்கு மாத சம்பளம் ஒரு குறைவான சம்பளம் வாங்கி கொண்டு இருந்தாலும் நம்முடைய நிலைமை மாறும் நம்ம வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாகவும் மிகப்பெரிய செல்வந்தராகவும் அப்படின்ற முழு நம்பிக்கை இருந்துச்சு அது நடந்தது எனவே நம்பிக்கை இருந்துச்சுன்னு வைங்களேன் நல்ல முறையில் நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம் ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும்னா முதல்ல அவங்களுக்கு வர வேண்டியது ஒரு பேர்னிங் டிசையர் கொழுந்து விட்டு எரிகின்ற ஒரு ஆசை கொழுந்து விட்டு எரிகின்ற அந்த ஒரு பெரிய ஆசை நான் பணக்காரனாக வேண்டும் அப்படின்னு கொழுந்து விட்டு எரிகின்ற அந்த ஆசை இருக்க வேண்டும் அந்த ஆசையை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுக்கலாம் அந்த பிஸ்னஸ் ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம் அல்லது பெரிய பெரிய ப்ரொமோஷன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது பல வருஷமாக பிரச்சனையில் இருந்த ஒரு ப்ராப்பர்ட்டி உங்கள் கைக்கு கிடைக்கலாம் இங்கே வந்து லாஜிக் பற்றி நம்ம பேச முடியாது மேஜிக்கு தான் இங்கே எப்படி வேண்டுமானாலும் இந்த மேஜிக் நடக்கலாம் எனவே நம்பிக்கை ரொம்ப முக்கியங்க நம்பிக்கை ரொம்ப முக்கியம் உங்களின் இன்றைய நிலை எப்படி இருந்தாலும் உங்களின் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும்ன்றதை நீங்கள் தீர்மானிங்க இன்னைக்கு நான் ஏழையாக இருந்தாலும் இன்னைக்கு நான் குறைவான மாத சம்பளம் வாங்கி கொண்டு இருந்தாலும் என்னால் பெரிய பணக்காரனாக முடியும் அப்படின்ற ஆசை அப்படின்ற கொழுந்து விட்டு எரிகின்ற ஆசை உங்களுக்குள்ளே இருந்தால் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின் மூலம் உங்களால் மிகப்பெரிய பணக்காரன் ஆக முடியுங்க எனவே நான் வந்து ஏழ்மை குடும்பத்தில் பிறந்திருக்கேன் என்னால் பெரிய பணக்காரன் ஆக முடியாது நான் வந்து மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் என்னால் பெரிய பணக்காரன் ஆக முடியாது என்னோட தகுதி இவ்வளவு தான் என்னோட திறமை இவ்வளவு தான் அப்படின்னு உங்களையே நீங்கள் தாழ்வாக நினைக்காதீங்க உங்களையே வந்து ஒரு கூட்டுக்குள்ளே வச்சுக்காதீங்க உங்களையே வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வச்சுக்காதீங்க இதையெல்லாம் உடைத்து எரிந்து வெளியில் வாங்க இந்த உலகம் பெரியது இந்த பிரபஞ்சம் பெரியது மிகப்பெரிய மேஜிக் நடக்கிற மிகப்பெரிய பிரபஞ்சத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பிரபஞ்ச சக்தியை முழுமையாக நம்பினால் எதுவும் இங்கே சாத்தியம் எவ்வளோ பெரிய மேஜிக் வேணுமானாலும் நடக்கலாம் ஒரு செகண்டில் வாழ்க்கை மாறிடும் நீங்களே பல பேர் பார்த்துருப்பீங்க ஒரு செகண்டில் ஒரு கெட்டவன் நல்லவனாக மாறுவது சாத்தியம் ஒரு செகண்டில் ஒரு ஏழை பணக்காரனாவது சாத்தியம் ஒரு செகண்டில் எதுவும் சாத்தியம் ஆனால் அந்த ஒரு செகண்ட் சேஞ்சை நீங்கள் உருவாக்குறதுக்கு செய்வதற்கு உங்கள் மனதை தயார்படுத்த வேண்டும் உங்களின் எண்ணங்களை தயார்படுத்த வேண்டும் உங்கள் எண்ணங்களுக்கு நீங்கள் சக்தி கொடுக்க வேண்டும் அப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து துணையாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் உங்களுக்கு பல ஆலோசனைகளை கொடுக்கும் பல நல்ல ஐடியாக்களை உங்களுக்கு கொடுக்கும் எப்படியாவது ஏதாவது ஒரு மேஜிக் மூலமாக உங்களை மிகப்பெரிய பணக்காரனாக்குங்க இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிவிட்டேன் நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிவிட்டேன் அப்படின்ற கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க இந்த கருத்து உங்கள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து உங்களின் ஆள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும் பிரபஞ்சம் உங்களுக்கு எப்போதும் சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கட்டும் பிரபஞ்சம் உங்களை ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாக ஆக்கட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க ஃபேஸ்புக் டெலகிராம் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு லிங்க் தெரியும்